பைத்தியம் பிடிக்கும் உடல் அடங்கும் பூமர் வந்தால் படை நடுங்கும் fire trigger boomer fire trigger boomer அவனை கிருக்கும் விட்டை கெடுக்கும் பூமர் கூட்டம் அழித்திடனும் வீரராகவன் வணக்க மக்களை வெல்கம் பேக் டு இது புதுசாக இருக்குது நான் உங்கள் டிஜே டுடே நம்ம வந்து என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா பூமரின் ஆதிக்கம் என்ன ஒசத்தின்னு நினைக்கலாம் இல்லையோ கற்பூர புத்தி என்னடா பூமரி நாதிகள்லாம் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இதாங்க உண்மை நம்ம எத்தனை காலங்கள் வந்து நம்ம கடந்து வந்தாலுமே ஆனால் இந்த பூமரின் ஆதிக்கம் மட்டும் மாறவே இல்லை ஏன்னா சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கூட பூமராக மாறுவோம் சில நேரங்களில் ஸோ இந்த வீடியோ இதுக்காக தான் ஸோ வெறும் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு இது வந்து பெருசாக சீரியஸெல்லாம் கிடையாது நடக்கிற ஒரு விஷயத்த சும்மா காட்டுற ஒரு ஒரு வீடியோ தான் இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்தையும் பண்ணி தொலைங்க ஏன் போங்கடா ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க பாவம்டா நீங்களாம் Oh கற்பூரம் இருக்கா நோக்கு தெரியாதா கற்பூர புத்தி நமக்கு கற்பூர புத்தி கற்பூர மூளை கற்பூர மூளை நம்மளுக்கு மட்டும்தான் கற்பூர புத்தியை கொடுத்துருக்கான் கற்பூர மூளை கற்பூரம் இருக்கா என்ன போய் சவுண்டு விரல் நேக்கோ சண்டை தெரியும் பக்ரி பிளேடு பக்ரி பிளேடு பக்ரி பிளேடு பக்ரி மாதிரி பண்ணாரா பிளேடு பக்ரி ஏண்டா பிளேடு பக்ரி இல்ல ரவுடி ஆயிராக்கும்டா ரவுடி ஆயிராக்கும் போயிட்டு அடிச்சுட்டு வந்துருவேன் அடிச்சுட்டு வந்துருவேன் பிளேடு பக்குரி முடியாது ரம்பி தப்பு தப்பாயிடும் ஸ்லோகம் கத்துக்கிடும்டா ஸ்லோகம் கத்துக்கிடும் எல்லாமே இருக்கு பாவம் பண்ணிடாத தப்பு கற்பூர புத்தி உள்ளவ மட்டும்தான் உள்ள போனோம் மூலஸ்தானத்துல கற்பூர புத்தியில இருக்கிறவ தான் உள்ள போன தப்புடா தப்பு எல்லாரும் கேப்பா ஏன் பிராமின் தான் அர்ச்சகர் ஆகணுமா அப்படின்னுட்டு எஸ் எஸ் எட்டு வருஷத்தும் போய் கற்றுக்கணும் முறையாக கற்றுக்கணும்டா அம்பி முறையாக கற்றுக்கணும் இதுக்குள்ளே இதுக்கு தான் எங்களை வச்சிருக்கா மேல் இடத்துல இதுக்கு தான் எங்களை வச்சிருக்கா நோக்கு புரியலையா நோக்கு உனக்கு நோக்கு உனக்கு புரியலையா அவன் நம்ம ஆளுங்க கிடையாதுடா அவங்க நம்ம ஆளுங்க நம்ம ஆளுங்க கிடையாது யாருக்கு மெசேஜ் வேற போடணுமே கண்ணாடி ஒரு நாளைக்கு ஒரு பத்து ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புனா தான் நல்லாயிருக்கு இது என்ன மெசேஜ் அன்புடன் சாய்பாபா இதை பத்து பேருக்கு அனுப்பினால் யோகம் வருமா அனுப்பிடுவோ யார் யார் இருக்கா முருகேசன் முருகேசன் பையன் முருகேச பொண்ணு முருகேசன் அப்பன் அப்புறம் இவனுக்கு அவனுக்கு இவனுக்கு பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒம்பது பேர் தான் இருக்கு ம் இவனுக்கு ஒன்று அனுப்பிச்சிருவோம் பத்து எப்பா முருகேஷா அனுப்பிச்சிருங்க ஆ அது ஒரு பத்து பேருக்கு அனுப்பி விட்ரு ஆமாம் இல்லைனா வச்சு யோகம் வராதம்பா சாய்பாபா சொல்லியிருக்காராம்பா ஆமாப்பா ஆமாப்பா அமுச்சிருப்பா ரைட்டு இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை குட் மார்னிங் அனுப்புனா முருகர் போட்டோ போட்டு எல்லாருக்கும் அனுப்பு எல்லாருக்கும் அனுப்பு எல்லாருக்கும் அனுப்பு எல்லாருக்கும் அனுப்பு எல்லாருக்கும் அனுப்பு குட் மார்னிங் அவ்வா ஒரு நாளைக்கு ஒரு பத்து பேருக்குன்னா ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புனா தான் பார்த்து ஒக்குமே வருது நம்மளுக்கு யார் ரிப்ளை பண்ணுவா நம்மளே மெசேஜை போடுவோம் இதுதான் இல்லை பூமர் நம்ம செல்ஃபி எடுப்போம் உனக்கு என்ன எடுக்கிறானுங்க ஃபோட்டோ ஷூட்டு கோட்டு ஷூட்டுன்னு நம்ம எடுப்போம் பாரு ஃபோட்டோவை இது என்னப்பா போட்டோ இது எப்படி போட்டிருக்கேன் பாரு ஃபோட்டோ இப்போதான் ஃபோனில் இப்படி தான் ஃபோட்டோ எடுக்கணும் ஏப்பா பசங்க எல்லாம் கலாய்க்கிறாங்கப்பா கலாய்க்கிறாங்களா நீங்களும் எடுக்கிறீங்களே செல்ஃபி குல்ஃபின்னு எப்படி இருக்கு பாரு ஃபோட்டோ பர் அங்க பர் அந்த eye eye shot bird eye shot பார் ஐ ஷாட்டா ஐ ஷாட் பீஸ் மாதிரி இருக்கு ஐ ஷாட்டா பாருல ஐ ஷாட் பார் உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் போ நெல் நெல் நெல் மூட்டை போ நெல் மூட்டை எடு போ போ அந்த அந்த போனை குற போனை குற போடா வந்துட்டான் வந்துட்டான் போடா கொளுத்தி பூமருடா ஒரு ஒரு வீட்டையும் எப்படி கொளுத்துறன்னு பாரு என்ன இன்றைக்கி யாருன்னா கொளுத்தி போடலாம் பார்த்தா எவனோ மாட்ட மாட்டேங்கிறானே இன்னும் கொளுத்துலன்னா தூக்கம் வராது எப்போ ஆறுமுகம் வாபா வாப்பா வாப்பா வாப்பா சரி ஒரு ஆறு வந்து வாபா வாப்பா வாப்பா வாப்பா வாப்பா வாப்பா உன் பையன் இருக்கானே பன்னெண்டாவது தானே படிச்சிட்டு இருக்கேன் அந்த டியூஷன்ல எதிர் வீட்டு பொண்ணு இருக்குல்ல பிரியாணி ஒரு புள்ள அது சின்ன பிள்ளையாச்சா அந்த புள்ள கூட உன் பையன் அந்த புள்ள கூட என் பையன் என்ன காரியம் பண்ணான்னு தெரியுமா என்ன காரியம் பண்ணான் ஐயோ யோ யோ எரியா எரியா போயிட்டியா படிச்சிட்டு இருந்தாயா என்னயா நீ எப்படி இருக்க ஓயா ஓயா ஓயா என்ன சொல்லு சோகமாக்குற ஆச்சு ஒன்னே இல்லையா சொன்னால் மனசு கஷ்டப்படுவியா என்ன என்ன மனசு கஷ்டப்படுது சொல்லு ஆனா உடியா எனக்கே வருத்தமாக இருக்கு அட சொல்லியா சொன்னா தானே தெரியும் உன் பொண்டாட்டி இருக்குல்ல ஆமா இல்லையா ரொம்ப இதுவாகுது வேணாம் ஓடியா ஓயா ஓ சொல்லியா உன் பொண்டாட்டி இருக்குல்ல ஆமா என்ன எதிர் வீட்டு முனுசாமி இருக்கான்ல ஆமா என்ன இப்போ அவங்க கூட சேர்ந்து சேர்ந்து இல்ல அவனை வெட்ட கூட சேர்ந்து சாமி கும்பிட்டு இருந்தாயா அவசர பொட்டிய குமார் அப்பாடி ஒரு குடும்பத்தை கெடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தை கெடுத்தாதாயா தூக்கமே வருது நான் அப்படி இருக்கா எங்கிட்டுக்குள்ள போற பைக் பைக் வாங்க போறியா பைக்கா என்ன bike R one five R one five R one ஃபைவ்னா இது அந்த சீட்டு தூக்கலாம் மூணாவது மாடிக்கெட்டு மூணாவது படிக்கட்டு மாதிரி மேலே இருக்குமே அந்த பைக்கா இல்லை நான் அறிவு இருக்கால ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரை கூட்டு போக முடியுமா ஒரு ஏழு பேர் போக முடியுமா ஒரு உங்கள் அம்மா உங்கள் அப்பா வச்சு கூட்டு முடியுமா அந்த பைக்கில் என்னடா பேசுகிற இல்லை சோ சோழவாதியா நீ என் பையனுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் பிற பைக்கு ஸ்டார் சிட்டி ஓடாது பாருங்க சொல்லி சுத்திட்டு இருக்கேன் தள்ளி தான் போயிட்டு இருக்கேன் டெய்லியும் தள்ளிட்டு போறானே ஏதோ போறான் ஏதோ ஒன்று இருக்கேன் இல்ல நல்லா இருக்குல்ல பைக்கு ஒரு ஐம்பது மேலே போ ஐம்பது மேலே போனாலே வரம்பித்து உரிச்சிடுவோம்ல உரிச்சு உங்க அப்பனுக்கு ஃபோன் அடி உங்க அப்பனுக்கு பைக் பைக்கு கேக்குதா உனக்கு போடா போடா போடா பைக் பைக்கு கேட்குதா உனக்கு பைக் வணக்க மக்களே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து மேலே வர முடியும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மட்டும்தான் எடுக்கப்பட்டது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் கிடையாது சும்மா ஒரு ஜாலியாக பண்ண ஒரு வீடியோ தான் மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன் bye bye from T G